வணக்கம் மாணவர்களே மற்றும் தமிழ் நண்பர்களே திங்களோடும் பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குல் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என்ற பாவேந்தர் பாரதிதாசனின் கவி வரிகளுடன் உங்கள் அனைவரையும் சுடுக தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றோம் இலக்கணத்தின் ஒரு பகுதியான வேற்றுமை என்ற இலக்கண பகுதியின் பகுதி ஐந்து காணொளியினூடாக மீண்டும் உங்களுடன் இணைவதையிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் தமிழ் மொழியில் உள்ள எட்டு வகையான வேற்றுமைகளுக்கும் எண்களாலேயே பெயர்கள் வழங்கப்படுகின்றன என்று என்பதை நீங்கள் அறிந்ததே அந்த எட்டு வேற்றுமைகளில் முதல் ஆறு வேற்றுமைகளையும் நாங்கள் எங்கள் முன்னைய காணொளிகளில் விரிவாக பார்த்திருக்கின்றோம் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க இருப்பவை ஏழாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை தொடர்பான விடயங்கள் ஆகும் அந்த வகையில் நாங்கள் இப்பொழுது ஏழாம் வேற்றுமை தொடர்பான விடயங்களை முதலாவதாக பார்க்க இருக்கின்றோம் ஏழாம் வேற்றுமையானது எப்பொழுதும் இடம் என்பதையே குறித்து நிற்பதால் இது இட வேற்றுமை அல்லது இடப்பொருள் வேற்றுமை என்றும் அழைக்கப்படுகின்றது அவ்வாறே இந்த ஏழாம் வேற்றுமையானது பெயர் சொல்லில் அல்லது வினை சொல்லில் முடிவடையலாம் அத்துடன் காலத்தையும் இவ்வேற்றுமையானது உணர்த்தி நிற்கலாம் ஏழாம் வேற்றுமையின் பிரதான வேற்றுமை உருவோ கண் என்பதாகும் இங்கு கண் என்பது விழி எனும் பொருளை அதாவது விழி எனும் உறுப்பின் பொருளை உணர்த்துவதில்லை இது இடப்பொருளை உணர்த்தும் விதமாகவே வருகின்றது ஏழன் உருவு கண் ஆதியாகும் பொருள் முதல் ஆறும் ஓர் இரு கிழமையின் இடனாய் நிற்றல் இதன் பொருள் என்ப என்ற நன்னூலின் நூற்பாவிற்கேற்ப கண் என்பது ஏழாம் வேற்றுமை உருவின் தொடக்கமாகும் அதாவது ஏழாம் வேற்றுமையின் உருவுகளாக கண் தொடங்கி இல் ஈராக இருபத்தி எட்டு வேற்றுமை உருவுகளை நன்னூல் குறிப்பிடுகின்றது வேற்றுமையில் ஏழாம் வேற்றுமையில் எண்ணற்ற உருவுகள் இடப்பொருளை உணர்த்தும் விதமாக அமைந்து நிற்கின்றன எனினும் அவற்றில் அநேகமானவை தற்பொழுது நடைமுறையில் வழக்கொழிந்து விட்டன இந்த வேற்றுமை உருவுகளில் அதாவது ஏழாம் வேற்றுமைக்கான வேற்றுமை உருவுகளில் கண் உள் இல் இடம் ஆகிய நான்கையுமே மிகுதியாக பயன்படுத்துவது நலம் என்கின்றார் ஆறுமுக நாவலர் உதாரணம் மரத்தின் கண் உள்ள பறவைகள் நகைகள் பெட்டியினுள் இருக்கின்றன கப்பல்கள் கடலில் செல்கின்றன ஆசிரியரிடம் மாணவர் தேவைகள் பற்றி கூறினோம் குறிப்பிட்ட வேற்றுமை உறுப்புகள் அதாவது ஏழாம் வேற்றுமைக்குரிய வேற்றுமை உறுப்புகள் உள்ளடங்கலாக தற்பொழுது அதிகம் பாவனையில் உள்ள ஏனைய ஏழாம் வேற்றுமையின் உறுப்புகளாவன கண் உள் இல் இடம் மேல் கீழ் பால் என்பனவாகும் அந்த ஏழாம் வேற்றுமையின் உருவுகளை விளக்கக்கூடிய உதாரணங்கள் வருமாறு சிறுமி வீட்டினுள் நுழைந்தாள் கூரையின் மேல் குரங்கு பாய்ந்தது மேசையின் கீழ் திருடன் பதுங்கினான் மாணவன் கதிரையில் அமர்ந்தான் பெற்றோர்கள் ஆசிரியரிடம் பேசினார்கள் அப்பாவின் பால் கூறினேன் மேற்கூறிய உதாரணங்களில் காட்டப்பட்டுள்ளவாறான இந்த ஏழாம் வேற்றுமையின் உருபுகள் எல்லாம் இடப்பொருளை உணர்த்தும் விதமாகவே அமைந்திருப்பதை அவதானிக்கலாம் இங்கு நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய விடயமானது இல் எனும் வேற்றுமை உருவு இந்த இல் எனும் வேற்றுமை உருவானது ஏழாம் வேற்றுமையில் இருப்பதுடன் ஐந்தாம் வேற்றுமையிலும் இடம்பெறுவதாக முன்னர் பார்த்திருக்கின்றோம் ஆகவே இல் என்ற வேற்றுமை உருவு இடம்பெறும் போது நீங்கள் பொருளை உணர்த்தும் வகையில் வந்தால் அது ஐந்தாம் வேற்றுமைக்குரிய வேற்றுமை உருவு என்றும் இடப்பொருளை உணர்த்தும் வகையில் வந்தால் அது ஏழாம் வேற்றுமையை வேற்றுமைக்கான வேற்றுமை உருவு என்றும் வேறுபடுத்த நாம் தெளிவோடு இருக்க வேண்டும் உதாரணம் வாணன் வீட்டில் தங்கினான் இங்கு இல் என்ற வேற்றுமை உருவு இடப்பொருளை உணர்த்தும் விதமாக அமைந்திருப்பதால் இது ஏழாம் வேற்றுமைக்குரிய வேற்றுமை உருவு என்றும் வாணன் வீட்டிலிருந்து வெளியேறினான் என்பதில் இல்லென்ற வேற்றுமை உறுப்பு நீங்கள் பொருளை உணர்த்தும் விதமாக அமைந்திருப்பதால் ஐந்தாம் வேற்றுமைக்கான வேற்றுமை உருகு என்று நாங்கள் வேறுபடுத்த அறிந்திருக்க வேண்டும் ஏழாம் வேற்றுமையின் வேற்றுமை உரு உருவானது உணர்த்தி நிற்கும் பொருள் என்ன என்பதை நாங்கள் ஆராயும் போது பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் என்ற அறுவகை பெயர்களும் உரிமை பொருளை உணர்த்தும் தற்கிழமை பிரிதின் கிழமை ஆகிய இரண்டிலும் இடத்தினை உணர்த்தும் விதமாக வருவதே ஏழாம் வேற்றுமை வெளிப்படுத்தி நிற்கும் பொருளாக அமைகின்றன அந்த வகையில் அறு வகை பெயர் சொற்களும் உரிமை பொருளை உணர்த்தும் தற்கிழமை பிரிதின் கிழமை ஆகிய இரண்டிலும் பொருள் உணர்த்தும் விதமாக அமைவதற்கான உதாரணங்கள் வருமாறு பொருள் பொன்னின் கண் உள்ள பளபளப்பு தற்கிழமைக்கான உதாரணம் அவ்வாறே கதவின் கண் உள்ள திறப்பு பிறதின் கிழமைக்கான உதாரணம் அடுத்து பெயர் சொற் பெயர் சொல் வகையான இடம் என்பது தற்கிழமையை உணர்த்துவதற்கான உதாரணம் வீட்டின் கண் உள்ள அறை பிறதின் கிழமையை உணர்த்துவதற்கான உதாரணம் வீட்டின் கண் உள்ள மாடு அவ்வாறே காலம் மாதத்தின் கண் உள்ள நாட்கள் மாதத்தின் கண் உள்ள வேலைகள் சினை தலையின் கண் உள்ள தோல் தலையின் கண் உள்ள தொப்பி குணம் இளமையின் கண் இருக்கும் அழகு இளமையின் கண் வாய்த்த செல்வம் தொழில் நடனத்தின் கண் உள்ள பாவம் நடனத்தின் கண் உள்ள பாடல் ஏழாம் வேற்றுமையினை தொடர்ந்து நாங்கள் இப்பொழுது எட்டாம் வேற்றுமை தொடர்பான விடயங்களை பார்க்க இருக்கின்றோம் எட்டாம் வேற்றுமையானது ஒருவரை விழித்து அழைக்கும் வெளிப்பொருளில் வருவதால் வெளி வேற்றுமை என்று அழைக்கப்படுகின்றது வெளி வேற்றுமை என்பது இன்னும் குறிப்பாக நாங்கள் கூறப்போனால் படற்கை பெயரை முன்னிலைப்படுத்தி அழைப்பதாகும் எட்டாம் வேற்றுமைக்கு என்று தனியே வேற்றுமை உறவுகள் எதுவும் கிடையாது இருப்பினும் பெயர்களை விழித்து அழைப்பதனால் பெயர்கள் திரிபடைந்து வருவது உண்டு உதாரணம் முருகா வா இங்கு முருகன் என்ற பெயர் முருகா என்று திரிபடைந்துள்ளது அவ்வாறே தந்தையே வாரும் என்ற உதாரணத்தில் தந்தை என்ற பெயர் தந்தையே என்று திரிபடைந்துள்ளது நன்னூலின் நூற்பா எட்டாம் வேற்றுமையை பின்வருமாறு விபரிக்கின்றது எட்டன் உருபே எய்து பெயர் ஈட்டின் திரிபு குன்றல் மிகுதல் இயல்பு அயல் திரிபுமாம் பொருள் படற்கையோரை தன்முகமாக தான் அழைப்பதுவே முன்னர் கூறியது போல எட்டாம் வேற்றுமையானது படற்கை நிலையிலுள்ள பெயர்களை முன்னிலைப்படுத்தி அழைக்கும் வெளி வேற்றுமையாக தொடைப்படுகின்றது இவ்வாறு பெயர்கள் விழிக்கப்படும் போது அவை பின்வரும் மாற்றங்களுக்கு உட்படலாம் பெயர்களில் ஈறு திரிபடையலாம் அல்லது ஈறு கெடலாம் அல்லது ஈறு கெட்டு ஈற்றையல் நீளலாம் அல்லது ஈற்றையல் திரிபடையலாம் உதாரணம் வேல இங்கு வேலன் என்ற பெயரின் ஈறு கட்டுள்ளது அவ்வாறே வேலா இங்கு வேலன் என்ற பெயரின் ஈறு கெட்டு ஈட்டயல் நீண்டுள்ளது தந்தையே இங்கு தந்தை என்ற பெயரின் ஈட்டில் ஏகாரம் மிகுந்துள்ளது தந்தாய் இங்கு தந்தை என்ற பெயரின் ஈட்டில் ஐகாரம் ஆய் என திரிபடைந்துள்ளது மக்காள் மக்கள் என்ற பெயரின் ஈட்டையல் நீண்டுள்ளது இவ்வாறு பெயர்களை விழித்து அழைக்கும் இவ்விழியானது அண்மை விழி சேய்மை விழி என்று இரு வகைப்படும் அண்மை விழி என்பது அருகில் இருப்போரை விழித்து அழைப்பதை குறிக்கும் உதாரணம் தம்பி அப்ப ஐயர் அவ்வாறே சேமை விழி என்பது தொலைவில் இருப்போரை விழித்து அழைப்பதை குறிக்கும் உதாரணம் தம்பி அப்பா ஐயாவே அண்மை விழியில் இயல்பும் அதாவது பெயர் சொல் இயல்பான நிலையில் இடம்பெறுவதும் ஈறுகெடுதலும் இடம்பெறலாம் அவ்வாறே சேமை விழியில் பெயர் சொல்லின் ஈறு திரிதலும் ஈறுகெட்டு அயல் நீளுதல் என்பனவும் இடம்பெறுவதை காணலாம் நல்லது மாணவர்களே சொல் இலக்கணத்தின் ஒரு முக்கிய பகுதியான வேற்றுமையில் உள்ளடங்குகின்ற எட்டு வகையான வேற்றுமை தொடர்பான விடயங்களையும் நாங்கள் விரிவாக ஆராய்ந்திருக்கின்றோம் மாணவர்களின் கற்றலை இலகுபடுத்தும் நோக்கோடு தமிழ் மொழி இலக்கணத்தில் அமைந்துள்ள இந்த எட்டு வகையான வேற்றுமைகளினதும் ஒரு தொகுப்பு ஒன்றை பின்வரும் அட்டவணையினூடாக இப்பொழுது நாங்கள் அவதானிக்கலாம் இந்த அட்டவணையில் நான்கு நிரல்களிலும் முறையே வேற்றுமையின் பெயர் அவற்றுக்கான வேற்றுமை உருபுகள் சொல்லுருபுகள் வேற்றுமையின் பொருள் என்பன காட்டப்பட்டுள்ளன அந்த வகையில் முதலாம் வேற்றுமை இதற்கு வேற்றுமை உறுப்புகள் எதுவுமே இல்லை இதற்கான சொல்லுருபுகள் ஆனவன் ஆனவர் ஆனது என்பவள் என்பவை இந்த வேற்றுமை அதாவது முதலாம் வேற்றுமை உணர்த்தி நிற்கும் பொருள் கருத்தாயினும் வினை முதல் இரண்டாம் வேற்றுமை இதற்கான வேற்றுமை உருவு ஐ இதற்கா இதற்கு சொல் உறுப்புகளும் இல்லை அவ்வாறு இரண்டாம் வேற்றுமை உணர்த்தி நிற்கும் பொருள் ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை என்பவற்றை உணர்த்தும் விதமான செய்யப்படு பொருள் மூன்றாம் வேற்றுமை இதற்கான வேற்றுமை உறுப்புகள் ஆள் ஆண் ஒடு ஓடு சொல்லுறுப்புகள் கொண்டு உடன் உணர்த்தி நிற்கும் பொருள் கருவி கருத்தா உடன் நிகழ்வு நான்காம் வேற்றுமை இதற்கான வேற்றுமை உருபு கூ சொல்லுறுப்புகள் ஆக பொருட்டு நிமித்தம் இது உணர்த்தி நிற்கும் பொருள் கொடை பகை நட்பு தகவு அதுவாதல் பொருட்டு முறை ஐந்தாம் வேற்றுமை இதற்கான வேற்றுமை உருபுகள் இல் இன் சொல்லுறுப்புகள் இருந்து நின்று விட காட்டிலும் ஐந்தாம் வேற்றுமை உணர்த்தி நிற்கும் பொருள் நீங்கள் ஒப்பு எல்லை ஏது ஆறாம் வேற்றுமை இதற்கான வேற்றுமை உறுப்புகள் அது ஆது அ சொல் உறுப்பு சொல் உருபு உடைய இது உணர்த்தி நிற்கும் பொருள் உரிமை பொருளான கிழமை பொருள் ஏழாம் வேற்றுமை இதற்கான வேற்றுமை உறுப்புகள் கண் உள் இல் இடம் கீழ் மேல் பால் இதற்கு எந்த விதமான சொல் உறுப்புகளும் இல்லை இது உணர்த்தி நிற்கும் பொருள் இடப்பொருள் அவ்வாறு இறுதியாக எட்டாம் வேற்றுமை இதற்கு எந்த விதமான வேற்றுமை உறுப்புகளும் இல்லை சொல்லுறுப்புகளும் இல்லை எட்டாம் வேற்றுமை உணர்த்தி நிற்கும் பொருளானது அழைத்தல் விழித்தல் இத்துடன் இந்த காணொலி நிறைவினை அடைகின்றது தமிழால் இணைந்து தமிழ் அனைவருக்கும் நன்றி சார்ந்திருங்கள் நல்லது மாணவர்களே தமிழ் இலக்கணத்தின் எட்டு வகையான வேற்றுமைகள் தொடர்பாகவும் நீங்கள் தெளிவான ஒரு அறிவை பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகின்றோம் இந்த காணொலிகள் நிச்சயமாக உங்களுக்கு பயன்மிக்கவையாக இருந்திருக்கும் காணொலியை பார்த்தபின் லைக் ஷேர் செய்வதற்கும் சப்ஸ்கிரைப் செய்வதற்கும் மறவாதீர்கள் மீண்டும் ஒரு பயன்மிக்க பதிவுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம் சுடரட்டும் தமிழ் மொழி படரட்டும்